ட்ராவல் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாவே எங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மனசில் ஆயிரம் கவலை இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க புது புது இடங்களை பார்க்கும்போது நிறைய மனுஷங்களை பார்க்கும்போது வெயில் மழை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போகும்போது அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் அந்த ஹாப்பினஸ்ஸை கோடி கோடியாக கொடுத்தாலும் ட்ராவலை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது